தகுதியே இல்லாதவெல்லாம் இங்க தகுதி இருக்கிறவெல்லாம் எங்கே என்ன ஆடானுங்கன்னு தெரியாம அப்படியே காணாம போயிடுறாங்க சார் தம்பி போலீஸுக்கு தான் ட்ரை பண்ணுறீங்களோ போலீஸ் எல்லாம் நிறைய பார்த்தாச்சுங்க சார் நம்ம அப்படியே வேற ட்ராக் ஒருத்தன் பணக்காரனா இருக்க ஒரு கோடி பேர் பிச்சைக்காரனாக்குறாங்க அந்த பணத்தெல்லாம் தோண்டி எடுத்தாலே நம்ம நாட்டில் இருக்கிற பல பிரச்சனைகளை வேரோட பிடுங்க முடியும் என்னது பிடுங்கிடுவீங்களா தனியாக நான் மட்டும் ஒன்றும் பிடுங்க முடியாது சார் நாமெல்லாம் சேர்ந்தா நிச்சயம் ஏதாவது பிடுங்கலாம் சார் நெஞ்சில நேர்மையும் சேர செய்யல நியாயம் இருந்ததுன்னா நாம எதுக்குமே பயப்பட தேவையில்லை சொடக்கு மேல சொடக்கு போட்டுது